எண்கள் போல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற அறிவுடைய மாபெரும் ஆசிரிய பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகச்சிறந்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த காணொளி வாயிலாக கிடைத்திருக்கிறது மதிப்பிடுதல் நாம் அன்றாட வாழ்வில் பொதுமக்களாக இருக்கின்ற அனைவருமே செய்கின்ற ஒரு மாபெரும் செயல் மதிப்பிடுதல் உடையை மதிப்பிடுகின்றோம் மனிதர்களை மதிப்பிடுகின்றோம் எடையை மதிப்பிடுகின்றோம் ஏன் நாம் உண்ணுகின்ற உணவை கூட மதிப்பிடுகின்றோம் எது சிறந்தது எது தரமானது என்று யோசிப்பது மதிப்பீடு அத்தகைய மதிப்பீடுதல் குறித்து இன்று உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருக்கிறது எப்படி வகுப்பறை சூழலில் நாம் மதிப்பிடுகின்றோம் முதலில் என்னை வைத்து நான் சொல்கின்றேன் ஒவ்வொரு ஆசிரியரும் சுயமதிப்பீடு என்பது மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் அது அவர்களை பட்டை தீட்டிக் கொள்ளுகின்ற ஒரு மாபெரும் செயல் என்னுடைய வகுப்பறை சூழலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை நான் உணர்ந்து கொள்கின்றேன் அத்தகைய நிலையில் அடுத்தடுத்த வகுப்பறை சூழலை இன்னும் மேம்படுத்துகின்ற ஒரு ஆசிரியராக அதை உணரும் பொழுது மேம்படுத்தி கொள்ளுகின்ற வாய்ப்பை சுய கருதுகின்றேன் அதனால் தானோ என்னவோ தெரியவில்லை கணிதத்தின் மீதும் கணிதம் கற்பித்தலின் மீதும் சுயமதிப்பீடின் மூலமாக அதிக ஈடுபாட்டை வளர்த்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த மதிப்பீடுதலால் கிடைக்கின்றது சரி ஒரு ஆசிரியராக நம்மை நாம் சுய மதிப்பீடு செய்து கொள்கின்றோம் ஆனால் அன்றாட வாழ்வில் எப்படியெல்லாம் மதிப்பிடுகின்றோம் சாதாரணமாக நாம் ஒரு அரிசி கடைக்கு செல்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உடனே நாம் விரும்பிய ரகத்தை அவரிடம் சொல்லி பெற்றுக்கொள்கின்றோமா இல்லை ஏனென்றால் அது நாம் சாப்பிட்டு நம்மை பலப்படுத்திக் கொள்கின்ற ஒரு பொருள் ஒரு இருபத்தைந்து கிலோ அல்லது குறைந்தபட்சம் பத்து கிலோ வாங்க வேண்டுமானாலும் அரிசியை சிலர் கையால் எடுத்து நசுக்கி பார்ப்பார்கள் சிலர் முகந்து பார்ப்பார்கள் சிலர் வாயில் போட்டு மென்று பார்ப்பார்கள் அது எத்தகைய தகுதி உடையது இது நம்முடைய உணவூட்டத்திற்கு சரியாக இருக்குமா என்பதை சரிபார்த்து மதிப்பிட்டு மறுநாள் வாங்குகின்றோம் இப்படி உணவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் உடைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு எத்தகைய மதிப்பீடு இருக்கின்றது என்பதை உணர்ந்து வாழ்கின்றோம் இப்படி எல்லாமே மதிப்பீடு சார்ந்து நம்முடைய அன்றாட வாழ்வோடு தொடர்புடையதாக இருக்கிறது அத்தகைய மதிப்பீடை நம்முடைய மாணவர்களுக்கு எப்படி செய்வது மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை சூழலை கொண்டவர்கள் சிலர் கிராமத்திலிருந்து வருகிறார்கள் சிலர் நகரத்திலிருந்து வருகிறார்கள் சிலர் பெருநகரத்திலிருந்து வருகிறார்கள் இன்னும் சிலர் மாநகரத்திலிருந்து வருகிறார்கள் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை பெற்றோர்களின் கல்வி அறிவு இப்படி பலதரப்பட்ட செயல்கள் சார்ந்து அவர்களின் கற்றல் தொடர் நிகழ்வு அமைகிறது உதாரணத்திற்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கற்றலில் ஈடுபடும் பொழுது நம்மை நாம் மதிப்பிடுகின்றோம் அதுபோல் மாணவர்கள் அவர்களின் கற்றலில் ஈடுபடும் பொழுது எப்படி அதை உள்வாங்குகிறார்கள் என்பதை அறிந்து கொள்கின்ற ஒரு கருவிதான் மதிப்பீடு நீ எல்லாம் சொல்கிறீங்க சரிதான் இந்த மதிப்பீட்டு கருவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இந்த புதிய மதிப்பீட்டு கருவி ஒன்றும் இல்லை நாம் சாதாரணமாக மாணவர்களை ஸ்லேட் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய கரும்பலகையில் எழுதச் செய்து அதை சரிபார்த்து முன்பெல்லாம் மதிப்பெண் வழங்குவோம் நோட்டில் எழுதும் பொழுது அந்த குறிப்பேடுகளை திருத்தி மதிப்பெண் வழங்குவோம் இதைவிட இன்னும் மதிப்பீட்டு கருவி வித்தியாசப்படுகிறது எப்படி மாணவர்களின் உணர்வு சார்ந்து வித்தியாசப்படுகிறது அவர்கள் எதை உள்வாங்கி இருக்கிறார்கள் நாம் எதிர்பார்க்கின்ற கற்றல் விளைவை அவர்கள் சரியாக உள்வாங்கி இருக்கிறார்களா என்பதை அவர்களின் உணர்வு ரீதியாக அவர்களின் மன அழுத்தத்தை உருவாக்க இயலாத வகையில் நாம் மதிப்பிடுதல் தான் புதிய மதிப்பீட்டு கருவி ஒரு மதிப்பீடு செய்யும்போது அவனுக்கு ஒரு மன உளைச்சல் வந்துடக்கூடாது நான் ஆசிரியராக வருவதற்கு முன்பு கல்லூரி காலத்தில் என்னுடைய மதிப்பெண்கள் வெளியிடும் பொழுது என்னுடைய மனதில் ஒரு பரபரப்பு இருக்கும் எனக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் அனைவருக்குமே இருக்கும் அந்த மதிப்பெண்களை பார்க்க வேண்டும் என்னவாக இருக்கும் நாம் முதல் தரமாக இரண்டாம் தரமாக எப்படி இருப்போம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது நமக்குள் ஏற்படுகின்ற ஒரு பரபரப்பு மன அழுத்தத்தை உருவாக்கி இருக்கும் நிச்சயம் அது அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது நமக்கே அந்த வளரிளம் பருவத்தை தாண்டிய பிறகு உருவாகின்ற மன அழுத்தம் இப்படி இருக்கையில் சின்னஞ்சிறு நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் எனவே அந்த மன அழுத்தத்தை உருவாக்காத வகையில் அந்த மதிப்பீடு இருக்க வேண்டும் அவனே அவனை மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் அவனே அவனை உற்று நோக்க வேண்டும் பிற மாணவர்களோடு அதை போட்டி போடக்கூடாது இன்று நாம் எப்படி இருந்தோம் நேற்று எப்படி இருந்தோம் நாளை என்னவாக நாம் அந்த மதிப்பீட்டில் உயர்வோம் என்பதை அவன் சிந்திக்க செய்ய வேண்டும் அத்தகைய உளவியல் ரீதியான மதிப்பீடு தான் இந்த புதிய மதிப்பீட்டு கருவி எப்படி மதிப்பிடுவது முதலில் ஒரு கற்றல் விளைவை எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது ஒரு ஆசிரியர் மாணவருக்கு வட்டம் குறித்த ஒரு கற்றலை கற்பிக்கிறார் என்றால் அந்த வட்டம் குறித்த செய்திகளை காணொளியில் ஒரு படம் வருகிறது பாருங்கள் இந்த வடிவங்கள் வருகின்றன என்னென்ன வடிவம் முதலில் பாருங்கள் ஒரு ஒழுங்கற்ற வடிவம் இருக்கிறது இதை அவனிடம் காட்ட வேண்டும் அடுத்து பாருங்கள் வெவ்வேறு விதமான வீடுகளின் வடிவங்கள் காட்டப்படுகிறது அடுத்து பாருங்கள் சிலருடைய மூக்கு கண்ணாடிகள் காட்டப்படுகிறது அடுத்து பாருங்கள் நவீன வெப்பத்தாங்கி கண்ணாடிகள் என்று சொல்லக்கூடிய கூலிங் கிளாஸ் காட்டப்படுகிறது இப்படி வெவ்வேறு வடிவங்களில் வட்டம் எங்கு இருக்கிறது என்பதை முதலில் அவனிடம் விவாதியுங்கள் அவன் எங்கெல்லாம் சுட்டி காட்டுகின்றான் இந்த காட்சிகளை அவனிடம் காட்டி வட்டம் எப்படி இருக்கும் என்பதை அவனிடம் விளக்க வேண்டும் அதற்கு பிறகு வகுப்பறை நிகழ்வாக நிறைய நீங்கள் இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா அதில் அவனை வட்டத்தை அடையாளப்படுத்த சொல்லலாம் அப்படி வட்டத்தை அடையாளப்படுத்த சொல்லும் பொழுது வளையல் பெரும்பாலும் நெகிழி வளையலை எடுத்து நாம் அதை வட்ட வடிவத்தை காட்டச் செய்யலாம் அப்படி காட்டும் பொழுது பந்தையும் காட்ட வேண்டும் இது வட்டம் அல்ல இது கோள வடிவம் பெரும்பாலான மாணவ மாணவிகள் பந்தையும் வட்டமாக கருதுவார்கள் அப்பொழுது ஒரு நெகிழி வளையலையும் பந்தையும் காட்டி இதில் எது வட்டம் இதுதான் வட்டம் இது வட்டம் அல்ல இது வேறொரு வடிவம் அந்த வடிவத்தை பார்த்து நாம் பிறகு அடையாளப்படுத்திக் கொள்வோம் முதலில் நீங்கள் வட்டத்தை அடையாளப்படுத்துங்கள் வட்டம் இப்படிதான் இருக்கும் இந்த பந்தானது வட்ட வடிவம் அல்ல என்பதை அவனை உணரச் செய்ய வேண்டும் அப்படி உணரச் செய்யும் பொழுது அவன் சரியாக உள்வாங்குவான் இதுதான் கற்றலுக்காக நாம் உருவாக்கக்கூடிய உத்திகள் இன்னும் ஏராளமான உத்திகள் உங்களிடத்தில் இருக்கும் அதையெல்லாம் பயன்படுத்தி வட்டத்தை கற்பியுங்கள் கற்பித்த பிறகு மதிப்பிடுதல் எப்படி மீண்டும் இந்த காட்சிகளை அவனிடத்தில் காட்டி இப்பொழுது கேளுங்கள் எங்கெல்லாம் வட்டம் இருக்கிறது என்று கேளுங்கள் மூக்கு கண்ணாடியில் வட்ட வடிவ கண்ணாடி இருக்கிறது சதுர வடிவ கண்ணாடிகள் இருக்கிறது ஏன் ஒழுங்கற்ற வடிவ கண்ணாடிகள் இருக்கிறது அதையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு மீண்டும் அந்த காட்சிகளாக காட்டுகின்றோம் இதில் எதையெல்லாம் அவன் வட்டம் என்று தொட்டு காட்டுகின்றான் என்பதை பாருங்கள் பின்பு அவனை வட்ட வடிவத்தை உருவாக்கச் சொல்லுங்கள் அவனிடம் உள்ள பொருட்களை கொண்டு எப்படி அவன் உருவாக்குகின்றான் என்பதை நீங்கள் உற்று நோக்குங்கள் அதுதான் மதிப்பீடு இதுதான் புதிய மதிப்பீட்டு கருவி தேர்வு இல்லை எழுத சொல்லவில்லை அவனிடம் கேள்வி கேட்கவில்லை விவாதிக்கின்றோம் அவனோடு பேசுகின்றோம் அவனை உருவாக்க செய்கின்றோம் அவனுடைய செயல்பாடுகளிலிருந்து அவனை மதிப்பிடுகின்றோம் இந்த புதிய மதிப்பீட்டு முறை எத்தகைய ஒரு உயர்வான மதிப்பீட்டு கருவியாக நம்மோடு இருக்கிறது பாருங்கள் என்னென்ன முறைகள் அவனை அடையாளப்படுத்த செய்கின்றோம் பேசி அவனிடமிருந்து கருத்துக்களை பெற்று மதிப்பிடுகின்றோம் வட்டங்களை உருவாக்க செய்கின்ற செயல்கள் மூலம் மதிப்பிடுகின்றோம் பின்பு வட்ட வடிவம் உனக்கு எங்கெல்லாம் தெரிகின்றதோ அதையெல்லாம் உன்னால் முடிந்த அளவுக்கு உருவாக்கி ஓவியமாக உருவாக்கி வர்ணம் தீட்டு பார் என்று அவனை உற்சாகப்படுத்தலாம் அதை ஒரு வீட்டு பாடமாக கூட நாம் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தி அவனுடைய உற்றுநோக்களை நாம் உள்வாங்கி மதிப்பிடலாம் இப்படி நான்கு வெவ்வேறு முறைகளில் ஒரு வட்டத்தை அவன் எப்படி புரிந்திருக்கின்றான் என்பதை மதிப்பிட முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஒரு வட்டத்திற்கே அவனுக்கு தேர்வு இல்லாமல் கேள்வி இல்லாமல் இப்படி உள்வாங்கி மதிப்பிட முடியும் என்றால் ஒவ்வொரு மதிப்பீட்டு கருவியையும் இப்படி தான் நாம் உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்குகின்ற பட்சத்தில் மாணவர்களின் மன ரீதியான தாங்குதல் என்பது மகிழ்ச்சியாக இருக்கும் அவன் உணர்வான் நேற்று நாம் வட்டத்தை சரியாக மதிப்பிடவில்லை இன்று வட்டம் என்றால் என்னவென்று நமக்கு தெரிகிறது என்று பார்ப்பான் வீட்டில் பார்க்கின்ற தொலைக்காட்சியில் தொடங்கி சமையல் பொருட்களில் தொடங்கி அவன் சாப்பிடுகின்ற பொருட்களில் தொடங்கி அவனுடைய தேடுதல் இருக்கும் எதெல்லாம் வட்டமாக இருக்கும் நாளை நம்முடைய வகுப்பறையில் ஆசிரியரிடம் சொல்ல வேண்டும் இதெல்லாம் வட்டம் என்று சொல்ல வேண்டும் காலையில் வந்து இதெல்லாம் வட்ட வடிவம் நேற்று நான் பார்த்தேன் என்பான் நேற்று நிலை ஒன்னில் இருந்தவன் இன்று நிலை ஒன்னிலேயே தொடர்வதையும் மகிழ்ச்சியாக கருதுவான் நிலை ஒன்றில் இருக்கின்ற ஒரு மாணவன் நிலை ரெண்டுக்கு செல்வதற்கும் நிலை ரெண்டில் இருக்கின்ற மாணவன் நிலை மூணுக்கு செல்வதற்கும் அவனுக்குள் ஒரு உத்வேகத்தை உருவாக்க வேண்டும் அது நாம் உள்வாங்குகின்ற விதத்திலும் அவனை உற்று நோக்குகின்ற விதத்திலும் அவனை அந்த உத்வேகத்தை உருவாக்கி அவனோடு அவன் போராட வேண்டும் இன்று நான் நிலை ஒன்றில் இருந்தேன் நாளை நிலை ரெண்டுக்கு செல்வேன் அத்தகைய புரிதலை என்னால் பெற முடியும் என்பதை அவனுக்குள் நாம் உருவாக்குவதுதான் அவனை அவனோடு போராட செய்வதுதான் மதிப்பீட்டு கருவியின் மாபெரும் ஒரு செய்தி இப்படி மதிப்பீட்டு கருவியை அவன் உணர்வு சார்ந்த வகையில் உருவாக்கும் பொழுது மதிப்பீட்டு கருவி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படி வெற்றி பெற்றால் மதிப்பிடுதல் என்பது ஆசிரியர்களுக்கு சவாலாக இருக்கிறது மிகவும் மகிழ்வாக இருக்கும் மாணவர்களுக்கும் மன ரீதியான உற்சாகமாக இருக்கும் என்னுடைய இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக பயன்பட்டிருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்